சௌந்தர்யமில்லை அந்த கேடூற்றார் என்னனை மீட்க அழகும் இல்லை சௌந்தர்யமில்லை அந்த கேடூற்றார் என்னனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தார் നിന്നൈകൾ സുമന്താലുമേ പതിനായിരം പേർകളിൽ സിറന്നവരെ അന്നോ കൽവാരിയിൽ അരുമൈ രക്ഷകരെ சீருமை அடைந்தே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குரூசை தேர்ந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குரூசை தெரிந்தெடுத்தார் தூய கல்வாரியின் நன்மை நீடவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சீருமை அடைந்தே தொங்கினா சீருமை அடைந்தே Medina